ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முன் ஜென்மம் முன் ஜென்மத்தில் உள்ள பிறவிகள் அதை பற்றி தான் வந்து நம்ம வந்து புக்கில் எல்லாம் படிச்சிருப்போம் நான் முன் ஜென்மத்தில் நான் இப்படி இருந்தேன் இல்லைன்னா இந்தந்த பிறவி முன்னாடி எடுத்திருந்தேன் அந்த மாதிரி எல்லாம் பலது கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதில் உள்ள லாஜிக் அது எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி <clears throat> இது இந்த வீடியோல நான் வந்து கொஞ்சம் உண்மையான எனக்கு நடந்த சம்பவங்கள் சொல்லுவேன் நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் சரியா அது ஒண்ணுலயே லூஸ் ஆகுவாங்க ஆட்கள் இல்லைன்னா என்ன சொல்றது லூஸ் ஆக்குறதுன்னு கூட கிடையாது என்ன நடக்கும்னா முன்னாடியாட்ட ஏதாவது கடன் வாங்கியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்மளை பிடிச்சி பின்னாடி வருவாங்க நீ அந்த கடனை தரணும் இல்லையா அப்படின்ட்டு ஸோ நான் அந்த பேர்லாம் சொல்லல ஆனா அந்த அந்த ப்ராசஸ் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது அதான் நான் வந்து சொல்றேன் இது வந்து ஒரு ஏழு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அந்த ஸோ நிறைய ட்ரீம்ஸ் வரும் இப்போ ட்ரீம்ஸ் வந்து ரெகுலராக வரும் அது ஒரு விதத்தில் நல்லது நிறைய தெரிஞ்ச தெரிஞ்ச ஆட்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த மாதிரி ட்ரீம்ஸ் வரும் நடக்க போகக்கூடிய சம்பவங்கள் இல்லைன்னா தெரியாத ஆட்களுக்குள்ள லைஃப்ல உள்ள சம்பவங்களும் வரும் அதாவது அந்த ஒரு விஷயம் நடக்குது நமக்கு தெரியும் ஆனா அது யாருக்கு நடக்குன்னு தெரியாது அப்படி ஒரு சில பிரச்சனைகள் உண்டு ஸோ இந்த இது இந்த இந்த ட்ரீம்ஸுங்கிறது வந்து அது ஒரு தனி வேர்ல்டு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு சி ஒரு விதமான ட்ரீம்ஸ் வரும் என்னொன்று வந்து நைட்டில் வந்திருக்கும் காலையில் எழும்பும்போது இந்த ட்ரீம்ஸ் வந்து ரீகலெக்ட் பண்ணும் அதாவது என்னொன்று நான் ஜென்ரலாக சொல்கிறேன் இந்த தியானம் எல்லாம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு காலையில் எழும்பும்போது பெட்லேருந்து அப்படியே அடிச்சு பிடிச்சி எலும்பி ஓடிடாதுங்க அப்படி பண்ணாதுங்க அந்த காலில் எழும்பக்கூடிய அந்த டிரான்சிஷன் பீரியட் அந்த முழிப்பு அந்த தூக்கம் முழிப்பு தூக்கத்துல இருந்து அந்த முழிப்புக்கு வரும் இல்லையா அந்த டைம்ல எவ்வளவு நேரம் அதே ஸ்டேட்ல இருக்க முடியுமோ பாருங்க அந்த இடையில உள்ளதுல தூக்கு மாதிரியும் இருக்கும் முழிப்பு மாதிரியும் இருக்கும் அந்த ஸ்டேட்ல எவ்வளவு நேரம் உங்களால் அப்படியே இருக்க முடியும்னு பாருங்க அது அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அது இப்போன்னு இல்லை மெடிடேஷன் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறது எனக்கு இருந்திருக்குது ஸோ அது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரு டிப் பார்த்துக்கோ முன் ஜென்மம் முன் ஜென்மம்னா ஜென்ரலாக தொடங்கும் போது இதை சொல்லணும் அதாவது இப்போ நான் ஒரு கனவு பாக்குறேன் இருக்குங்களா இப்போ நான் நான் ஓகே கனவை விடுங்க இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு முன்னாடி ஒரு புலி வந்து நிற்கிது நான் எனக்கு முன்னாட முன்னாடி ஒரு புலி சரியா அப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் இதே மாதிரி ஒரு சில கனவுகள் வரும் இது இது எனக்கு வந்து இது கனவுல தான் எல்லாமே இது வந்து தியானத்துல வருமா அது எனக்கு தெரியாது ஆனா தியானத்துல வர்றது வந்து ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் போட்டு அந்த தியானத்துல ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆனவங்களுக்கு இது ஒரு வேலை வரலாம் தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு உள்ளது எல்லாமே கனவுல தான் ஸோ ஸோ புலி புலி கதை சொன்னோம் இல்லையா நம்ம ஒரு புலி முன்னாடி நிற்கிது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு சில கனவுகள் வரும் அது எப்படின்னா நம்ம இருக்கிறோம் நமக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடக்குது சரியா பார்க்குறாள் நம்ம தான் முன்னாடி ஏதோ ஒன்று நடக்குது இது ஒரு விதமான கனவு இந்த முன் ஜென்மம் அதை பற்றி பேசும்போது அதில் ஒரு சின்ன வித்தியாசம் வரும் அது எப்படி வரும்னா நம்மளோட சின்ன லைஃப்ல உள்ள சின்ன அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு வீடியோ எடுத்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க யாரோ எடுத்திருக்கிறாங்க நான் ஓடிட்டு இருக்கிறேன் விளையாடிட்டு இருக்கிறேன் அதை இப்ப நான் வந்து டிவியில போட்டு பாக்குறேன் நான் நான் இங்க இருக்கிறேன் டிவியில என்னோட சின்ன வயசுல உள்ள ஒரு படம் ஓடுது சரியா இந்த சுச்சுவேஷன்ல என்னோட மைண்ட்ல இருந்து பாருங்க நான் இங்க இருக்கிறேன் டிவியில ஓடுறது நான் தான் அது இப்போ கிடையாது ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ளது லாஜிக் புரியுது இல்லையா இதே மாதிரிப்பட்ட ட்ரீம்ஸ் அதாவது இந்த செட்டப்ல தான் அந்த ட்ரீம்ஸ் வரும் அந்த மாதிரி உள்ள ட்ரீம்ஸ் நம்ம கனவு பார்ப்போம் கனவு கனவுல வர்றதும் நம்ம தான் நமக்கு தெரியும் அது நம்ம தான் ஆனா இப்போ உள்ள இதே தோற்றத்துல இல்லை இது முன்னாடி வேற யாரோ ஆனா அது நம்ம தான் அது நமக்கு தெரியும் புரியுது இல்லை நான் சொல்றது ஸோ இந்த மாதிரி ஒரு சில கனவுகள் அது அந்த ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்தது அத நல்லா அப்போ அந்த டைம்ல எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸோ அதனால எல்லாத்தையும் எழுதி வைப்பேன் என்னென்ன வருது என்னென்ன கனவு வருதுன்ட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இப்போ ஆளை விடுறா சாமின்ட்டு அதை எழுதி வச்சுற அந்த எழுதி வச்சதுல இருந்து நான் ஒரு சில ஸ்டோரிஸ் நான் சொல்றேன் முதல்ல வந்தது வந்து அந்த பேர் சொல்லலாம் அப்படின்னா ஒரு சைனீஸ் அது சைனீஸ் பெண் அதாவது நான் ஒரு சைனீஸ் பெண் நாடு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சைனீஸ் பெண் ஒரு போராளி அதாவது கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட மக்களை திரட்டி போராடக்கூடிய ஒரு போராளி ஆட்டு ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் இந்த கவர்மெண்ட்ல உள்ள அந்த அதாவது இந்த அபிஷியல்ஸ வந்து மக்களை தாக்கல அந்த பில்டிங்கை கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு போராளி அவ்வளோதான் நைட்ல பதுங்கி இருந்து ஆட்களை கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் பண்றது ஸோ அது அது ஒரு ஒரு சீன் மாதிரி அது வரும் அது அடுத்தது <clears throat> ஒரு டேமுக்கு பக்கத்துல நான் அப்படியே ஓடுவேன் ஓடி ஒரு பார்க்குக்கு பக்கத்துல கீழே இறங்கி கவர்மெண்ட் வந்து என்னை பிடிக்க முடியாது நான் ஓடிடுவேன் ஓடிடுவேன் ஓடிட்டு ஒரு பார்க்ல போய் கடைசியில பார்க்கும்போது ஒரு ஒரு ஒரு அழகான ஒரு தேவதை தேவர் அதுவும் நான் தாங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து அந்த ட்ரீம் முடிஞ்சது இந்த ட்ரீம் வந்து பயங்கர பளிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரிப்பட்ட ட்ரீம் சாதா ட்ரீம் வந்து மங்க ஓகே இதையே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அது எப்படின்னா இவன் பியூரா மைண்ட் இருந்தது இல்லைங்களா ரொம்ப பியூரா இருந்ததுன்னா இந்த முன்னாடி உள்ளதை ஒரு கண்ணாடி எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம மைண்ட்லயும் இந்த முன்னாடி இந்த ட்ரீம்ல வரக்கூடியதெல்லாம் அப்படியே பதியும் ரொம்ப பியூரா இருந்ததுன்னா இதே இது இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு பியர் அடிச்சேன்னு வைங்களா ம் குடிச்சிருக்கிறேன்னு வைங்களா என்ன நடக்கும்னா கனவு வருமா வராதானே தெரியாது முதல்ல கனவு வருமா எனக்கு வந்துதா அதுவே தெரியாது சில சமயம் காலையில நம்பி பார்த்தாச்சுன்னா ஆ ஒன்னும் இல்லை போல இருக்கு அப்படின்ட்டு போகுது சில சமயம் என்ன நடக்கும்னா இந்த கனவு வரும் நான் சொன்னேன் இல்லையா அந்த காலையில உள்ள டைம்ல இப்படி அது என்ன வந்ததுன்னு சொல்லி அதை கேப்சர் பண்ண அந்த ஸ்டேட்ல அதை கேப்சர் பண்ண பார்ப்பேன் என்ன கனவு ஏதோ வந்தது அது என்னது அப்படின்னு பார்க்கும்போது அது பிடிக்க முடியாது வந் கனவு வந்திருக்குது அது எனக்கு தெரியும் சில சமயம் தெரியாது சில சமயம் தெரியும் இப்போ ஏதாவது குடிச்சிருந்த ஆல்கஹால் ஏதாவது குடிச்சிருந்தோம்னா நம்மளால அந்த ட்ரீமை கேப்சர் பண்ண முடியாது ஸோ அந்த இதுக்கும் அந்த ட்ரீமுக்கும் நமக்கும் ட்ரீம் வந்திருந்தாலும் நமக்கு யூஸ் இல்லாம அது அப்படி போகும் அதுக்கப்புறம் பர்பஸ்ஃபுல்லாகவே வந்து அந்த என்னது ட்ரீமே வேண்டாண்டான்ட்டு ஓடின காலங்கள்லாம் உண்டு ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்போ இந்த இந்த ட்ரீம் வந்தது இல்லையா இந்த ட்ரீம் வந்து ரொம்ப பிரைட்டாட்டு அதாவது ஈஸியெல்லாம் மறக்க கூடியது மாதிரி இருக்காது நான் தான் அது அது எனக்கு தெரியும் இது சைனீஸ் ஃபிகர் ஸோ இதை வச்சுட்டு நான் சும்மா தேடி பார்த்தேன் இது யாராவது இருக்கலாமா இந்த மாதிரி சைனா அதாவது எத்தனையோ வருஷங்களாட்டு என்ன சொல்றது மனுஷங்க உயிரோடு இருக்கிறாங்க உலகத்துல சைனால எத்தனையோ கோடிக்கணக்கான ஆட்கள் உண்டு இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க இனி இந்த மாதிரி ஒரு கதையை வச்சு எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி அது ரொம்ப டஃப் ஆனாலும் நான் கொஞ்சம் கூகுள்ல தேடும்போது எனக்கு ஒரு பேர் கிடைச்சதுன்னா டாங் சாயர் அந்த மாதிரி ஏதோ நினைக்கிறேன் தெரியாது இது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் சரியா இதுதான் அதாவது அந்த அந்த ட்ரீம்ல வந்தது நான் தான் அது எனக்கு நல்லா தெரியும் ஆனா அவங்களோட கதை வந்து இந்த டாங் சாயரா யாருக்கவே கூட ஒத்து போகுது அதுதான் நானான்னு கேட்டாச்சுன்னா அது நமக்கு தெரியாது புரியுதுல இது அந்த அந்த ட்ரீமுக்கு கூட ஒத்து போகக்கூடிய ஒரு நேம் அதனாலதான் நான் அதை சொன்னேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டுவெண்ட்டியில் நடந்தது ஆயிரத்தி நானூற்றி இருபதாவது வருஷத்து ஸோ அது ஸோ இது வந்து என்னோட என்ன சொல்றது என்னோட லைஃப்ல லைஃப்ல நான் என்ன சொல்றது இந்த மாதிரி ஆன்மீகம் அது இதுன்னு இறங்கினதுக்கு அப்புறம் வந்த முதல் ஸோ இது வந்து ரொம்ப ப்ராமினா இருக்கு அடுத்தது ஒரு வாட்டி என்ன என்ன வேணா நான் வந்து முன்னாடி முன்னாடி காலங்கள்ல நான் யாரா இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு டவுட் ஆசை அது யாரா இருந்தேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சோ இது என்ன லாஜிக்ல இருக்கோம்னா நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் இப்ப எனக்கு இது தெரியணும் அப்படின்னு ஒரு ஆசை பண்ணேன் அந்த ஆசையில நான் படுத்தேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இந்த இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வரும் ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு ஒன் <clears throat> ரெண்டுன்னா என்னதுலன்னா ஒன்று வந்து மனசுல உள்ள அந்த பதிவுகள் வெளியில வரக்கூடியது இது ஆள் மனசுலயோ இல்லைன்னா நமக்கு கான்சியஸ் மைண்ட்லயோ உள்ளது வந்து வெளியில வர்றது நான் வந்து இப்ப நான் ஆசைப்படுறேன் சில சமயம் ட்ரீமா வரும் ஏன்னா நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும்னு ஆசைப்படுறேன் அந்த ட்ரீம்ல வந்து நான் ஐஸ்கிரீம் கிடைக்கிற மாதிரியோ நான் ஐஸ்கிரீம் பற்றியோ ஏதோ ஒரு ட்ரீம் இது வந்து நார்மல் ட்ரீம் இப்ப நான் இந்த இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கக்கூடியது வந்து அந்த மாதிரிப்பட்ட இது கிடையாது எதனாலன்னா நமக்கு தெரியாமலே நம்மளை பற்றி உள்ள அந்த பழைய ஹிஸ்டரி அதாவது அந்த லைஃப்ல முன்னாடி நடந்த அந்த லைஃப்ல உள்ளது எல்லாமே அப்படியே ரீப்ளே ஆகும் அந்த இன்சிடென்ட்ஸ் நமக்கு இதுக்கும் சம் இந்த முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனா அதுல இருக்கக்கூடியது நம்ம தான்ங்கிறது ரொம்ப கிளியரா தெரியும் ஸோ அந்த ஐஸ்கிரீம் கதைக்கும் இதுக்கும் வித்தியாசம் உண்டு கேர்ஃபுல்லா இருக்கும் ஸோ <clears throat> முன்னாடி யாரா இருந்தேன் அப்படின்னு நான் பார்க்கும்போது என்ன வந்ததுன்னா ஒரு வயசான ஆளு என்கிட்ட வராரு வந்துட்டு ஒரு ஃபோட்டோவை என்கிட்ட காமிக்கிறாரு அந்த ஃபோட்டோவில் ஒரு ஆள் ஒரு ஆள் இருக்கிறாரு இந்த ஆள் வந்து மோசம் தப்பு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு நான் அதை அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சரி இவர் தப்பு நான் அதுக்கு மேல ஏதோ டவுட் கேட்க போறேன் அவரு போயிடுறாரு இந்த போட்டோவை கையில தந்தவர் போயிடுறாரு இந்த ஆள் எந்த ஊர்ல உள்ளவருங்கிறது வந்து எனக்கு அந்த ட்ரீம் தெரியும் அப்போ எனக்கு மெசேஜ் அதாவது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது அந்த ட்ரீம் வந்து என்னன்னா இந்த ஊர்ல இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு அவர் வந்து மோசமான ஆள் எனக்கு அந்த ஊர்ல யாரையும் தெரியாது அப்ப எனக்கு ஃப்ரெண்டோட பிரதர் அவர் அங்க இங்கேயுமா டிராவல் பண்ணுவாரு அவருக்கு கூட எல்லாம் டச்ல வந்தா அப்புறம் நான் இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் அந்த ஊருக்கு போறார் இல்லையா இப்படி ஒரு ஆள் வந்து மோசமான ஒரு ஆள் ஒரு கனவுல வந்தது என்னதுன்னு எனக்கு தெரியாது ஸோ அவரை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அவரும் சரின்னு சொன்னாரு சொன்னாரான்னு தெரியாது ஆனா இந்த ட்ரீமை நான் இப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அதான் ட்ரீம் வர்றது ஒண்ணு அந்த ட்ரீம்ல இருந்து நமக்கு அது நமக்குள்ள என்ன மெசேஜ்ங்கிறது அது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் அது வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுங்கிறது வந்து ஸோ இந்த இந்த ட்ரீமோட மீனிங் வந்து எனக்கு புரியல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் இதே மாதிரி ஏதோ நான் வந்து அடுத்த ட்ரீம் வந்தது ஆமாம் அடுத்த ட்ரீம் இதோட கண்டினியூஷன் தான் வந்தது என்னன்னா ஒரு ஆள் இருக்கிறாரு அந்த ஆள் தான் ஆஹ் அவர் வந்து பல மதங்கள் மகாராஷ்டிராலயா ஐயோ உள்ள ஒரு ஆள் அவர் வந்து பல மதங்கள் அதாவது இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா கிறிஸ்டியானிட்டி இப்படி ஆகும் ஹிந்துவிசம் இப்படி ஆகும் குரான் இப்படி ஆகும் இதே மாதிரி சொன்ன ஒரு ஆள் அவருக்கு லைஃப்ல நடந்தது அப்படியே வருது அப்படியே வருது வந்துட்டு இது என்ன சொல்றது இது டீப் ஸ்லீப்ல வரக்கூடிய கனவா சரியா ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி அந்த மாதிரி வந்துட்டு கடைசியில அவருக்கு பேரும் வருது நான் போய் எழும்பி உட்கார்ந்தேன் எழும்பி உட்காந்துட்டு நைட்ல இருந்து முழிச்சிட்டேன் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே எனக்கு மைண்ட்ல இருக்குது இது நடந்தது இது நடந்தது இது நடந்தது எல்லாமே இருக்குது அந்த பேரும் இருக்குது அந்த ஆள் நான் தான் அதுவும் தெரியுது அப்போ ஆக்சுவலா என்னன்னு சொல்லுவேன் நான் வந்து வளர்ந்தது வந்து தான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே சர்ச்சுக்கு போவோம் அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே அப்பா வந்து கிறிஸ்டின் ஸோ அப்பா நான் கூட இல்ல அப்பா வந்து மெட்ராஸ்ல அம்மா அப்பாவும் வேலை பார்த்தாங்க நான் வந்து சர்ச்சுக்கு ரெகுலரா போவேன் எங்க வீட்டுல நான் மட்டும்தான் சர்ச்சுக்கு போவேன் வீட்டுல உள்ளவங்க தாத்தா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எசக்கியம்மன் கோயில் வச்சு நடத்திட்டு இருந்தாரு ஸோ முருகன் கோயிலுக்கு போறது அதெல்லாம் ரெகுலரா ஒரு சைட்ல அங்கேயும் போகும் இங்கேயும் போவேன் எல்லாமே போயிட்டு இருப்பேன் ஸோ இந்த ஆன்மீகம் அப்படின்னு எல்லாம் உள்ள வரும்போது கூட நான் வந்து புக்கெல்லாம் எடுத்து நிறைய the holy texts. Hmm? உபனிஷாத் ராமாயணம் மகாபாரதம் குரான் அது இது எல்லாம் அது ஒரு சைட்ல ஓடிட்டே இருக்கும் ஆனா வந்து அந்த ஆட்களை பற்றி எனக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த இந்த ரிலீஜன்ல யாரெல்லாம் சயின்ஸ் இருந்தாங்க யாரெல்லாம் இதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் டீச் பண்ணிட்டு தான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஸோ இந்த கனவு வரும்போது ஓ இப்படி ஒரு பேர்ல யாரோ இருந்திருக்கிறாங்க இந்த பேர் நான் கேள்விப்பட்டேன் சொல்றேன் இது யாரு அப்படின்னு நான் தேடி பார்க்கணும் தேடி பார்க்கும்போது என்ன சொல்றது அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்குது ஓகே ஃபைனலா என்ன சொல்றேன்னா அப்படி ஒரு ஆள் இருந்தது அது வந்து ரொம்ப கிளியரா அதாவது இன்னொன்னும் என்ன நான் கண்டுபிடிச்சேன்னா அந்த பெரிய ஆட்கள் பெரிய ஆட்களா இப்ப நம்ம வந்து போட்டிட்டு இருக்கிறோம் இல்லையா அவங்க ஏதாவது அதாவது எழுதும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எழுதுறது எல்லாமே நம்ம எப்படி எழுதுறோம்னா அவருக்கு அவரோட நல்லது மட்டும்தான் எழுதுறோம் அப்படித்தானே அவர் அது நல்லது பண்ணார் அது நல்லது பண்ணார் அது அது சோ அவர் ரொம்ப பெரிய ஆளு அதுல உள்ள மோசமான விஷயங்கள் எதுவுமே நம்ம இப்ப இன்டர்நெட்லயே தேடி பார்த்ததுன்னா அது வராது அந்த உண்மை உண்மையாட்டு நடந்தது வேற மாதிரி நடந்தது ஆனா வந்து இப்ப நம்ம இன்டர்நெட்ல அதை வாசிக்கும் போது அவருக்கு மேல எங்கெல்லாம் தப்பு இருக்குதோ அதெல்லாம் அப்படி கொஞ்சம் அப்படி ட்விஸ்ட் பண்ணி அவருக்கு மேல தப்பே இல்லாதது மாதிரி அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க ஸோ என்ன சொல்ல வரும்னா இந்த சீக்வன்ஸ்லயும் இது வந்து இப்படி ஒரு ஆள் இருந்தார் இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உள்ளது நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு இல்ல நூற்றுக்கணக்கான இல்ல ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்துல உள்ள ஒரு கதை ஸோ இது ஒன்று நடந்தது இன்னொரு கனவு வந்தது வேற ஒரு தமிழ் தமிழ் புலவர்ல புலவர்ல ஒரு ஒரு பக்தன் முருக பக்தன் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த கனவு எப்படின்னா அந்த கனவை நான் ஃபுல்லா பாக்குறேன் இது நடக்குது இது நடக்குது அப்புறம் அதாவது அவங்க லைஃப்ல நடந்த அந்த விஷயங்கள் இப்போ அந்த சின்ன சின்ன சின்ன சின்ன இப்போ ஒரு பத்து செகண்டுக்கு ஒரு கதையை சொல்லியாச்சுன்னா எப்படி இருக்கும் அவர் இப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிற இப்படி இருக்கிறாரு ஓகே இது நடக்குது ஸோ அந்த பத்து செகண்ட்ல ஒரு கதை அவரை பற்றி உள்ள ஒரு கதை முடியும் அடுத்தது அடுத்த கதை வந்து அவரை பற்றியே உள்ளதுதான் அது ஒரு ஒரு அஞ்சு ஆறு செகண்ட் ஓடும் ஸோ அதை மாதிரி ஒரு ஆறு ஏழு கதைகள் வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் நம்ம மைண்ட் வந்து அலர்ட்டா இருக்கும் இந்த நடக்கக்கூடியது எல்லாத்தையும் அப்படி கேப்சர் பண்ணி கேப்சர் பண்ணி அப்படி அது ஃபாஸ்டா நடக்கும் இதுல கொஞ்சம் குழம்புறோம்னா சிலப்போ எல்லாமே மறந்து போயிடும் புரியுது அது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதுலயும் வந்து இந்த முருக பக்தன் ஒருத்தர் அவரையும் அந்த பாட்டெல்லாம் எழுதக்கூடிய ஒருத்தர் அவருக்கு கதையும் அது ஃபுல்லா பார்த்துட்டு அதுலயும் எப்படின்னா அந்த முதல்ல நான் சொன்னேன் இல்லையா அந்த மகாராஷ்டிரால உள்ளது அது எப்படின்னா அந்த கனவுலயே அந்த பேர் வந்தது உம் அந்த பேர் வந்தது நான் முழிக்கும் போது எனக்கு மைண்டுக்குள்ளால அந்த பேர் வந்தது ஒண்ணு இப்ப அந்த தமிழ் ஒரு ஆள் சொன்னா அது வந்து எப்படின்னா எல்லாமே நான் பாக்குறேன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு முழிச்சிட்டு முழிச்சிட்டு கட்டில உட்கார்ந்துருக்குறேன் கட்டில எழுதி உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு எனக்கு வாயில இருந்து அவருக்கு பேரு நான் அப்படி ஸ்பெல் பண்றேன் அவருக்கு பேரை நான் உச்சரிக்கிறேன் உச்சரிச்சுட்டு நான் என்ன நினைச்சேன்னா அந்த பேர்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு அந்த பையனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல ஸோ அந்த பையனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நான் யோசித்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்டர்நெட்ல தேடி பார்த்தேன் இது என்னது இப்படி ஒரு கதை இருந்ததா அவரோட கதை என்னன்னு பார்க்கும்போது ஆஹா ஓகே இதுதான் அது இதுதான் அது என்னால ஈஸியா மேட்ச் பண்ணணும் முடியும் ஸோ இது வந்து என்ன ஒரு விதமான டைப்ல வந்தது ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் இந்த மகாராஷ்டிராவை பற்றி நான் சொன்னேன் அந்த ஆளு அந்த முதல்ல ஒரு ஆளு ஒரு போட்டோ கொண்டு காமிச்சிருந்தாங்களே அதுவும் இந்த மகாராஷ்டிரா ஆளுக்கும் அந்த பின்னாடி வந்த கதைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அது விட்டுட்டேன் எப்படின்னா ஒரு ஆள் வந்து அந்த ஆளுக்கு பெயரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கு அதான் அதுல உள்ள உண்மை புரியுதுங்களா ஒரு போர்ஷன் முதல்ல வந்தது அந்த ஆளை பற்றி அதுக்கு அப்புறம் வந்ததும் அதே ஆளை பற்றி தான் அதுவும் எனக்கு ரொம்ப கிளியரா தெரியுது அதுக்கு அப்புறம் அந்த பேர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசித்து பார்க்கும்போது அது அந்த லிங்க் எல்லாத்தையும் போட்டு பார்க்கும்போது அதுல உள்ள மீனிங் என்னன்னா அந்த ஒரு ஆள் என்ன ஒரு ஆள் இந்த முதல்ல உள்ள ஆள் ஆளோட பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த அந்த ஃபர்ஸ்ட் ட்ரீமோட மீனிங் ஸோ இதெல்லாம் புரியும் நமக்கு புரியும் அது ஒண்ணு இன்னொன்னு மகாராஷ்டிரால உள்ள ஒரு ஆளாட்டு அதுவும் பார்த்தேன் அது அது வந்து எப்படி தெரியுமா அந்த கதைகள்லாம் பாக்குறேன் ஒய்ஃப் இறக்குறாங்க ஒய்ஃப் இறக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு கல்யாணம் அந்த மாதிரி போகுது அப்போ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் இருக்கு கனவுல இது எல்லாமே கனவுல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ அது நான் தான் சொல்லக்கூடியது என்ன வார்த்தை வருதுன்னா ஒரு வார்த்தை அதுல வந்து கனவுல சொல்றாங்க இது இது இது இது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்ப நான் முடிச்சு பார்க்கும்போது அந்த கதையோட அந்த கதை தெரியுது அவர் சொன்ன வார்த்தை தெரியுது உம் இந்த வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்றது அது யாரு எனக்கு அந்த பேர்லாம் தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ புக்கெல்லாம் தேடி பார்த்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புக்கில் இதே வார்த்தையை நான் வந்து வாசிக்கிறேன் இவர் சொன்ன அதே வார்த்தைய நான் இதுல வாசிக்கிறேன் அப்போ அது யாருன்னு சொல்லும்போது நான் படிச்சுட்டு இருக்கோம் அந்த புக் இருக்குது இல்லையா அந்த புக் எழுதுனது இன்னொருத்தர் அந்த புக்கில் இந்த ஆள் இப்படி சொன்னாரு அப்படின்னு ஒரு லைன் போட்டு அப்போதான் இந்த ஆளுக்கு பேர் எனக்கு கிடைச்சது அப்ப அவர் யாருன்னு எடுத்து வாசித்து பார்த்தேன் அவரும் இதே மாதிரி அவர் வந்து இதே மாதிரின்னு இல்லை அவர் வந்து ஒரு விஷ்ணு விஷ்ணுவோட பக்தன் அவர் இது மாதிரி பாட்டு பாடி ஆஹ் எல்லாரும் எழுதுவாங்க எல்லாருமே இந்த போயம் போயட்ரி கவிதை கவிதை கவிதையா பாட்டு அந்த மாதிரி எழுதக்கூடிய ஆட்கள் அந்த லைன்லயே அப்படி வந்தது எது ஒன்று சொல்லலாம் அடுத்தது கேரளால இருந்து ஒரு சில முன்னாடி இருந்த அந்த இதுவும் வந்தது அதுவும் ஒரு பெரிய ஆளு ஆக்சுவலா ரொம்ப பெரிய ஆளு ஆனா வந்து அதை நான் வந்து ஃபுல்லா என்னால அதை ஒத்துக்க முடியல அது ஏன்னா அது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆஹ் இதுவும் சொல்லணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரை பற்றி நான் படிச்சு அவர் யாரு என்ன பண்ணாரு அதெல்லாம் வந்து படிச்சுட்டு நான் அப்படி விட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இது வந்தது அவரை பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் எதனால நான் அது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றேன்னா இப்போ இந்த இந்த தியானத்துல இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப உள்ள போ எல்லாருக்கும் வருமா அது எனக்கு தெரியாது எந்த மாதிரி வரும்னா யாராவது ஒரு ஆளுக்கு ஃப்ரீக்வன்சியில நம்ம செட் ஆச்சுன்னா அந்த ஆளை பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து வரும் அந்த ஆளு யாரு என்ன பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு எல்லாம் அப்படி இது வந்து மைண்ட்ல இருந்து நம்மளா அவங்க என்ன பண்றாங்கன்னு அப்படி வர்றது கிடையாது அவங்க பண்ணிட்டு இருக்க அவங்க ரொட்டீன் லைஃப்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நமக்கு மைண்ட்ல அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் புரியுதா இது நம்மளா தேடி ஐயோ என்ன பண்ணாங்க அவங்க அப்படி ஒண்ணுமே வராது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஒரு வாட்டி வீட்டுல ஊர்ல தேங்காய் தேங்காய் பறிக்கும் போது தேங்காய் மர மரத்துல இருந்து கீழே விழுறது அம்மா வந்து பக்கத்துல இருந்துருக்குறாங்க அம்மா வந்து பக்கத்துல இருக்கும்போது பக்கத்துல ஜஸ்ட் மிஸ் மாதிரி அந்த தேங்காய் கீழே வந்துருக்குது ஸோ அவன் அம்மா வந்து ஆஹா அப்படின்னு சொல்லி கடவுளே அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க அப்ப எனக்கு அது கனவுல வரக்கூடியது அது எப்படி வருதுன்னா அம்மா வந்து கடவுளேன்னு சத்தம் போடுறாங்க அது டைரக்ட் மிஸ் தேங்காய் எல்லாமே வருது இது வந்து நானா அம்மாக்கு தலையில தேங்காய் விழுது அப்படின்னு எல்லாம் பாக்குறது கிடையாது ஸோ அப்படி நடக்கக்கூடியது இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு கண்ணாடியில் அதான் நான் கண்ணாடி சொன்னாங்க அந்த கண்ணாடியில இங்க வந்து பிரதிபலிக்கும் அதுக்கப்புறம் நான் மன கேட்டேன் நீங்க போன வாரம் இந்த மாதிரி தேங்காய் ஆமா இப்படி நடந்தது அதை அவங்க சொல்லுவாங்க ஸோ இது வந்து உண்மை இப்போ இதுல உள்ள ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கிறது இந்த சிஸ்டம் நடக்கிறது வந்து உண்மை இந்த கேரளால உள்ளது அது நான் ஏன் நான் வந்து அது நம்மளா தான் இருக்கும் அப்படின்னு நான் ஒத்துக்கலன்னு சொல்றேன்னா நான் படிச்சதுனால நான் அவரை பற்றி வாசித்ததுனால எனக்கு இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆச்சுதோ அவருக்கு அவருக்கு ஹிஸ்டரி தான் ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆச்சுது இந்த கனவுல ஆனா வந்து நான் படிச்சதுனால அவருக்கு இது வந்து வருதோ அப்படின்னு எனக்குள்ளாலே ஒரு டவுட் அது உண்மையா பொய்யா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து <clears throat> அந்த ஆள் வந்து காணாம போயிருப்பார் அப்படி எப்படி இறந்தாருன்னு எல்லாம் தெரியாது அந்த ட்ரீம்ல வந்தது வந்து அந்த ஆள் வந்து இறந்தது வந்து ஒரு மிருகம் மாகம் அடிச்சு கொண்டிருக்கும் காம்ப்ளெக்ஸான <laughs> ஒரு ஸ்டோரி ஸோ திரும்பவும் நான் வந்து இதுல இது யார் யார் என்னென்ன ஃபிகர்னா இவங்களோட பேர் என்ன அதெல்லாம் நான் உண்மை சொல்ல அது வந்து பிரயோஜனம் கிடையாது அது வந்து அதை வச்சு அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ஸோ அதனால அதை விட்டுறலாம் ஆனா இந்த முன் ஜென்மத்துல நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எதனால சொல்றாங்கன்னா இந்த இந்த ரீசனை வச்சுதான் அவங்க வந்து சொல்ல இத ப்ரூவ் பண்ண முடியுமா இப்படித்தான் நடந்ததா இப்படித்தான் நடந்ததா ப்ரூவ் பண்ண முடியுமா எக்ஸப்ஷனலா அதாவது ரொம்ப வித்தியாசமாட்டு ஏதாவது பழைய இதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் தொடர்பு இரு இருக்குதுன்னா ப்ரூவ் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி ஒரு பெட்டியை பூட்டி அந்த சாவியை எங்கேயோ வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் அதை கனவுல பார்த்து ஆ இந்த சாவி இங்கே இருக்குது அதை எடுத்துட்டு போய் திறந்தேன்னா என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் ஆனால் மற்றபடி இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு தெரியல இதை வச்சு பிரயோஜனமும் கிடையாது பழைய காலத்துல அப்படியே உண்மையா இருந்திருந்தாலும் என்ன பிரயோஜனம் நம்ம வாழ்க்கைக்கு அது பிரயோஜனப்படாது வாழ்க்கையில ஏமாத்தலாம் இது நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும் இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு ஒரு பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணலாம் அது யூஸ்ஃபுல்லானே எனக்கு தெரியல ஸோ அது வேற ஒண்ணு என்ன என்ன அதாவது அல்டிமேட் இது வந்து ஜென்ரலா இதுல இருந்து நான் என்ன நான் என்ன படிச்சிருக்கிறேன்னா மனுஷங்க வந்து பிறந்த அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப நம்ம வேலை வந்து என்ன ஆ ஓகே நீ இதே இதே அதாவது ஒரே ஃபேஸா தான் இருக்கு ஒரே சீக்வன்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட தொழில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது முன்னாடி பண்ணிட்டு இருந்தது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தது ஸோ அந்த இதுதான் நம்ம தொழில் அவ்வளோதான் இதே மாதிரி தான் அப்படியே போகும் அதுவும் எனக்கு தெரியுது இதுல உள்ள அல்டிமேட் கோல் என்னன்னா இது வந்து இப்ப நம்ம விட்டு விட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா இது முன்னாடி இப்படி நடந்தது பின்னாடி அப்படி நடந்தது உபனிஷாதுல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து பிறக்கவே இல்லை உம் அதாவது இந்த ஆத்மா வந்து இஸ் கான்ஸ்டன்ட் அதுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது பகவத்கீதையிலும் கிருஷ்ணன் சொல்றாரு எனது நான் வந்து என்ன சொல்றது முன்னாடியே இருக்கிறேன் நமக்கு வந்து ப்ராப்பர் இறப்பெல்லாம் கிடையாது ஜீசஸ்ன்னு சொல்லுவார் பிஃபோர் ஆப்ரஹாம் ஐ ஆம் இதுக்கு முன்னாடி நான் பிறக்கவே இல்லை அது வந்து ஒரு நிலை அந்த நிலை தான் ஃபைனல் இது வந்து இந்த மாதிரி முன் ஜென்மம் அதாக இதாக்குவோம் பின் ஜென்மம் நான் இப்படி பிறப்பேன் எல்லாம் ஓகே அதை வச்சு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா அதை வந்து நம்ம மைண்ட்ல அனலைஸ் பண்றோம் அதுக்கு வேல்யூ கிடையாது புரியுது இல்லையா நம்ம அந்த அவேர்னஸ் அல்லது இல்லைன்னா நம்ம அந்த கான்சியஸ்னஸ் அதுல நம்ம வந்து உணரணும் இது வந்து நான் பிறக்கவே இல்லை அது ஃபைனல் ஸோ இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை போட்டு என்ன சொல்றது இது ஒரு பில்டப் கொடுக்கறதுக்கோ இல்லைன்னா இது குழப்பத்துக்கோ ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட சான்ஸ் கொடுக்காதுங்க இது இந்த இது எப்படி ஒர்க் ஆகுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ போட்டேன் அடுத்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக போடலாம் கொஞ்சம் லீவ்ல போயிருந்தேன் எனக்கு கொஞ்சம் கண்டினியூஸா வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி